டார்ச்சர் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் வணக்கம் ப்ரூனோ நான் தான் Bigg Boss welcome to Bigg Boss house all the best இந்த வீடு சூப்பரா இருக்கு உங்க கூட ரொம்ப சந்தோஷம் ப்ரூனோ இந்த வீட்ல நீங்க தான் ஒன்லி கண்டெஸ்டன்ட் அதை ஞாபகம் வச்சுட்டு நல்லா நடந்துக்கோங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் காலை ஏழு மணி குட் மார்னிங் பிக் பாஸ் முடியுமா காலையில எப்படி டான்ஸ் ஆட முடியும் அதெல்லாம் முடியாது நீங்க டான்ஸ் ஆடிதான் ஆகணும் ஐயோ நாளா ஆடினா சிரிச்சிருவாங்க அழகா இருக்கிறவங்க ஆடினா பாப்பாங்க போங்க பிக் பாஸ் நீங்க வேற என் நிலம புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க ஷோக்கு டிஆர்பி வர வேணாமா நல்லா ஆடினா ஆஃப் பண்ணிட்டு போயிருவாங்க காலை பத்து மணி பிக் பாஸ் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி ரொம்ப பசிக்குது ப்ளீஸ் உள்ள சாப்பாடு இருக்குல்ல ஐயா தொடர்ந்துட்டீங்க ம் டேஸ்டா இருக்கு ப்ரூனோ அத வெளியில கொண்டு வந்து சாப்பிடுங்க போங்க பிக் பாஸ் அதெல்லாம் முடியாது டைம் இல்ல ம் இன்னும் கொஞ்சம் இருக்கா கொஞ்சம் கிடைக்குமா இன்னும் ஒரு சிக்கன் செட்டிநாடு ஒரு சிக்கன் ரோஸ்ட் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் மெனு கார்டை ஃபால் பண்ணி அப்படியே ஓனர் பண்ணலாம் சார் ஆ ஓகே சூப்பர் சார் அப்படியே மட்டன்ல எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க ஓகே சார் பிற்பகல் ஒரு மணி ஓகே டாஸ்கோட ரூல் புக் அனுப்பிட்டாங்க டிவி முன்னாடி நமக்கு நாமே படிச்சுப்போம் இப்போ எங்க பிக் பாஸ் ஒரு பால தூக்கி வீசுவாங்க அத நம்ம போய் எடுக்கணும் ஓகே இதோ போயிட்டேன் இங்க இல்ல ஐயோ சுத்தி வந்தாலும் அதே இடம் தானே அங்கேயே நான் தேடுறேன் இங்க கிடைக்க வாய்ப்பில்லை இங்க வச்சிருக்க பிக் பாஸ் ஆனா அதுக்குள்ள என் தலையே நுழையலையே எங்கதான் வச்சிருக்கீங்க வீடு ஃபுல்லா தேட விடுறீங்களே தோ இங்க இருக்கு கிடைச்சிருச்சு தோ எடுத்து உங்க கண்ணு முன்னாடி இப்ப கொண்டு வரேன் பாருங்க இதான் பிக் ஒரு டாஸ்கா சப்பையா நான் முடிச்சிட்டேன் பாருங்க இதுதான் ஒரு பாலா இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கா ப்ரூனோ நீங்க போதும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் அவ்வளவுதானா ஓகே ரொம்ப நன்றி பிக் பாஸ் இந்த டாஸ்க் நான் முடிச்சிட்டேன் மாலை மூன்று மணி அடுத்த டாஸ்க் அடுத்த டாஸ்க்கு ரெடியா இப்ப நாங்க ஒரு சூ ஸ்டிக்க தூக்கி வீசுவோம் நீங்க அதை போய் கண்டுபிடிச்சு சீக்கிரமா சாப்பிட்டு முழுங்கணும் ரெடி பிக் பாஸ் ஓகே நான் அதை பார்த்துட்டேன் இப்ப போய் எடுக்க போறேன் இங்க தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு இங்க போயிடுவோம் ஓகே கடிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் ஒரு நிமிஷத்துல எப்படி கடிச்சு முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க பிக் பாஸ் சூப்பர் டேஸ்டா இருக்கு இதுதான் என் லஞ்ச் போல இருக்கே ஓகே ப்ரூனோ வேகமா சாப்பிடணும் கம் ஆன் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு ஓகே நான் ஆல்மோஸ்ட் முடிக்க போறேன் முடிக்க போறேன் முடிக்க போறேன் ஓகே நான் முடிச்சிட்டேன் இந்த வாயில மட்டும் மென்னு முழுங்கிடுறேன் எப்படி சாப்பிடுறேன் பாருங்க மக்களே இந்த டாஸ்க்கும் சப்ப நான் முடிச்சிட்டேனே நான் பேசுறது அவனுக்கு ஓகே நான் வாயில சவச்சு முடிச்சிட்டேன் பிக் பாஸ் நான் டாஸ்க்க முடிச்சிட்டேன் அவ்வளவுதானா வேற எதுவும் சூஸ்டிக் இருக்கா இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டீங்களா என்ன பிக் பாஸ் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா நமக்கு சோறு தான் முக்கியம் ப்ரூனோ இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுமா என்ன பிக் பாஸ் உங்களோட பிக் பாஸ் வீட்ல தான் நான் இருக்கேன் நான் அத சொல்லல நீங்க இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க என்னது ஜெயிலுக்குள்ளயா இருக்கேன் ஐயோ வெளிய வந்துட்டேன் நீங்க இந்த வீட்டு ரூல்ஸ் மீறிட்டீங்க சோ இப்ப நீங்க ஜெயிலுக்குள்ள தான் போகணும் அதான் உங்க தண்டனை என்ன பிக் பாஸ் இப்படி சொல்லிட்டீங்களே உள்ள போங்க சரி கண்டிப்பா போணுமா ப்ளீஸ் பிக் பாஸ் ரொம்ப நேரம் இருக்கு சொன்னீங்களே சரி போய் நீங்க இப்ப வெளிய வரலாம் தேங்க்ஸ் பிக் பாஸ் பட் இது நியாயமே இல்ல நான் காலர போடவே மாட்டேன் இந்த மைக் காலர தூக்கி எறிய போறேன் என்ன நீங்க கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க ப்ரூனோ உங்க மைக் காலர மாட்டுங்க இது ரொம்ப தப்பு பிக் பாஸ் நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன் பிக் பாஸ் என்ன மங்கினி பாண்டியரே இந்த ஊரில் புரட்சி படை ஒன்று உருவாகியுள்ளது எதற்காக தங்களை அழிப்பதற்காகவாம் என்ன என்னை அழிப்பதற்கு புரட்சி படையா நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்புனது ரொம்ப ரொம்ப தப்பு நான் மைக் காலரை போடவே மாட்டேன் கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க அது வரைக்கும் நான் இதை போடவே மாட்டேன் கண்டிப்பா போட மாட்டேன் காலரை மாற்றுறீங்களா இல்லையா சொன்னதுனால இந்த காலர் மைக்க வந்து கன்ஃபெஷன் ரூம் வாசலே உட்கார்ந்திருக்கேன் தயவு செஞ்சு கதவை தொடங்க நீங்க என்ன ஜெயில அனுப்புனதுக்கு சொல்லியே ஆகணும் இது வந்துட்டேன் என்ன பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்னால இருட்டாதானா சரி சரி அது இருக்கட்டும் நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்புனது ரொம்ப தப்பு இது எல்லாம் கரெக்டா நான் ஃபாலோ பண்ணேன் ஆனா நீங்க அனுப்பிட்டீங்க இதுதான் என் ஒப்பீனியன் நீங்க இப்ப வெளிய போங்க அதான் என் ஒப்பீனியன் ஒபின் என்ற பேர்ல எல்லாரும் உளறிட்டு இருக்கீங்க லூஸ் மாதிரி நான் பாவம் இல்லையா மக்களே நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன் இவங்க எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க முடியல